வணக்கம் நிஃப்டி நிஃப்டி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்திருக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் சிக்ஸ் செவன்டீனில் ஸோ பைக்கால் வந்துட்டு மார்க்கெட் இப்போ பாசிட்டிவாக ட்ரேடிங் போயிட்டுருக்கு ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அலாட் வந்து ஃபோர்டீன் சிக்ஸ் ஃபிஃப்டி த்ரீ வந்து வந்திருக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி கிட்டக்க வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்ட்டு ஸோ இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி செவன்த் மார்க்கெட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட ஆகுது ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் நமக்கு செல் கால்லேருந்து இப்போ தான் சடனாக மார்க்கெட் கொஞ்சம் ரைஸ் ஆனதில் நமக்கு பைக்காலாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இந்த பைக்கால் சேஞ்ச் ஆனது எப்படி வந்து இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகிருக்கு நிஃப்டியில் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் இது வந்து நிஃப்டி ஒன் மினிட் சார்ட்டில் நாங்கள் வந்து ஷோ பண்ணுறோம் இது நம்ம ஃப்யூச்சரை வந்து பார்த்துட்ருக்கோம் எண்ட் ஆஃப் த வீடியோவில் இது ஆப்ஷன்லேயே எப்படி வந்து நடந்துச்சு அப்படின்றத காட்டுறோம் ஸோ ஃப்யூச்சர் ஆப்ஷன் எதுவாக இருந்தாலும் சரி இது உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பை பண்ணலாம் அப்படின்னா க்ரீன் கலரில் வரும் செல் பண்ணலாம் அப்படின்னா கேண்டில்ஸை சொல்கிறேன் அதாவது கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் வரும் அதே இப்போ செல் பண்ணலாம் அப்படின்னா கேண்டில்ஸ் வந்து ரெட் கலராக வரும் அதுக்கு நீங்கள் இப்போ ப்ரீவியஸ் பாருங்கள் ஒரே கேண்டில்ஸ் எல்லாமே ரெட் கலரில் இருக்குது இப்போ பாருங்கள் கேண்டில்ஸ்லாம் க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டே இருக்குது ஒவ்வொரு நிமிஷமும் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும்போதே அது என்ன கலர்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆயிரும் ஃபிக்ஸ் ஆனது க்ளோசிங் வரைக்கும் அதே கலரில் தான் மெயின்டைன் ஆகும் எப்போ இந்த க்ரீன்லேருந்து ரெட்டாக மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகணும் அதாவது இப்போ பையிங் ட்ரெண்டில் இருக்கனால தான் கேண்டில் ஆக்சுவலி க்ரீன் கலரில் காட்டுது இது எப்போ செல்லிங் ட்ரெண்டாக மாறுதோ அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கேண்டில் வந்து ரெட் கலராக மாறும் அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது க்ரீன் கலரில் பையிங் ட்ரெண்ட்லேயே தான் மெயின்டைன் பண்ணும் அதே மாதிரி ட்ரெண்டு மாறும்போதே உங்களுக்கு கால்ஸ் வந்து லைவ் மார்க்கெட்டில் கொடுத்துரும் என்ன பாயிண்டில் பை பண்ணலாம் என்னென்ன டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸும் இந்த சார்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துரும் ஸோ இப்போதைக்கு நமக்கு பைக்கால் வந்திருக்கு ஃபோர்டீன் சிக்ஸ் செவன்டீன் ரேஞ்சில் வந்துட்டு மார்க்கெட் அப்படி ஸ்லோவாக ட்ரேடிங் போயிட்டுருக்கு அந்த பைக்கால் வந்த ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு டூ தேர்ட்டி ஃபைவ் மேலே ஆகுது மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா fourteen thousand six fifty two வரைக்கும் போயிடுச்சு இப்போ டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அதாவது பை பண்ணலான்னா க்ரீன் கலரில் கேண்டில் முதல் சேஞ்ச் ஆகும் என்ன பாயிண்ட்டில் பை பண்ணலாம் டார்கெட் ஒன் என்ன டூ என்ன ஸ்டாப்லாஸ் என்னன்ட்டு கால்ஸ் வரும் ஸோ இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா டூ தேர்ட்டி ஃபைவ் நமக்கு கால் வந்தது பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் போச்சு போன ட்ரேடிங்கில் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா டார்கெட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து கொடுத்து உங்களுக்கு டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணுது ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அடுத்து நமக்கு இப்போ பையிலேருந்து செல்லாக வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ நமக்கு கால் வந்தது கரெக்டாக ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஃபோர்டீன் சிக்ஸ் ஒன் செவனில் வந்துச்சு அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேண்டில்ஸ் எல்லாமே கலர் வந்து க்ரீன் கலரில் தான் இருந்துச்சு நார்மல் ஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் அண்ட் க்ரீன்னு சொல்லி மாற்றி மாற்றி வரும் இது பார்த்தீங்கன்னா இது பா மார்க்கெட் பையிங் ட்ரெண்ட் ஏற ட்ரெண்ட் அப்படின்னா அப் ட்ரெண்ட்னா க்ரீன் கலரில் அப்படியே கேண்டில்ஸ்லாம் வரும் செல்லிங் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்னா கேண்டில்ஸ்லாம் ரெட் கலரில் வரும் ஸோ என்னுடைய டிசைனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தோன்னே விஷுவலாக சிம்பிளாக ஈஸியாக புரியணுன்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே ஜஸ்ட்டு ஆன் பண்ணிட்டு இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்ற கால்ஸை நீங்களே வந்து எடுத்துக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ தேர்ட்டி வரைக்கும் ஆக்சுவலி பையிங் ட்ரெண்ட்லேயே தான் இருந்துச்சு நமக்கு பைக்கால் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அந்த பை கால் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகவே இல்லை அதே ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போச்சு ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா fourteen thousand five hundred call option so இது ஏன் காட்டுறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து நாங்கள் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து அட் த மணி இந்த மணி இந்த மாதிரி ஆப்ஷன் பண்ணால் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்றக்காண்டி ஸோ இது ஃபோர்டீன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் காட்டுது நாங்கள் இந்த மணி fourteen five hundred call option அந்த ஆப்ஷன் வந்து காட்டுதோம் ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் கேண்டில்ஸ்னுடைய மூவ்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும் கேண்டில்ஸ் நிறையா கிடைக்கும் ஸோ அது மூலிமா கால்ஸ் கொஞ்சம் நல்லா கிடைக்குன்றதுக்காண்டி ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் போல் ஒரு பைக்கால் வந்து வந்திருக்கு நமக்கு பைக்கால் வந்து one seventy six point eight எயிட்டில் காட்டுது அது வந்துட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ரைஸ் ஆச்சு த்ரீ தேர்ட்டி வரைக்கும் அதே ட்ரெண்டில் தான் மெயின்டைன் ஆச்சு ஆப்ஷன்லையும் இப்படி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும் ஃப்யூச்சர் மாதிரியே தான் ஆப்ஷனை வந்து மூவ் பண்ணும் என்ன உங்களுக்கு ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா முப்பது பாயிண்ட் உங்களுக்கு டார்கெட் வந்து கிடச்சிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பாயிண்ட் இருபத்தாறு பாயிண்ட் அந்த மாதிரி வேரியேஷன் வந்து இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி சிக்ஸ் வந்திருக்கு இது உங்களுக்கு ரைஸ் ஆனது வந்து டூ நாட் த்ரீ வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து டைம் டிகே கிடையாது ஆப்ஷனில் டைம் டிகே இருக்குது டைம் ஆக ஆக மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் மதிப்பு குறைஞ்சிட்டே வரும் அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நமக்கு வந்து கால் வந்து முப்பது பாயிண்ட் இப்போ ஃப்யூச்சரில் கிடைக்குதுன்னா இதில் அதே மாதிரியே ஃபுல்லாக வந்து முப்பது பாயிண்ட் கிடைக்காது ஒரு இருபத்தஞ்சு அந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும் ஸோ இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மூலிமா டெய்லி உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே ஓனாக பார்த்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்களே வந்து ஓனாக ட்ரேடிங்ஸ் வந்து பண்ண முடியும் தேங்க்யூ